வாடா மலர் ஹாய் குட்டீஸ் பூக்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அழகழகாக கலர் கலராக இருக்கும் இன்னைக்கு நாம் கலர்ஃபுல்லான ஒரு பூவை செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா இதுக்கு நமக்கு தேவையானது இருபது சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கலர் பேப்பர் கத்தரிக்கோள் முதல் முதல்ல இந்த செவ்வக பேப்பரை ரெண்டாக மடிச்சிடணும் திரும்ப ரெண்டாக நான்கில் ஒரு பங்காக மடிக்கணும் இப்போ எட்டில் ஒரு பங்காக மடிக்கணும் கடைசியாக பதினாறு பங்குகளாக மடிக்கணும் இப்போ பிரிச்சா பதினாறு சம அளவில் இருக்கும் இப்போ இப்போ இதை விசிறி மடிப்பு போல மடிச்சிடணும் இப்போ இதை விசிறி மடிப்பு போல மடிச்சிடணும் நல்லா அழுத்தமா நீவி பிரிச்சு பார்த்தா இப்படி இருக்கும் இப்போ இதை நடுவுல பிடிச்சுக்கிட்டு இருபுறமும் மடிக்கணும் அடுத்து இடதுபுற ஒரு மடிப்பும் வலதுபுற ஒரு மடிப்பும் பிரித்து இது போல பிடிச்சுக்கோங்க இதன் நான்கு புற விளிம்பிலும் முக்கோணமாக பூ வடிவம் வருவது போல வெட்டிக்கலாம் அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு விளிம்பின் இருபுறமும் முக்கோணமாக மடித்து உட்புறம் பாக்கெட் போல் சொருகி லாக் பண்ணிடுங்க இதே போல் அடுத்த புறமும் இரு முக்கோணங்களை மடித்து உட்புறமாக செருகிடுங்க இப்போது இதை பிரித்தா அட அழகான ஒரு பூ ரெடி ஆயிடுச்சு இதில் நாம் பசை தடவலை ஸ்டாப்லர் போடலை பார்க்க அழகாக இருக்கே இது பதினாறு முனைகள் கொண்ட நட்சத்திரம் போல இருக்கு பாருங்கள் இது போல் நீங்களும் வெவ்வேறு கலரில் செஞ்சு பாருங்கள் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்